அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் bank Nifty future one minute chart பார்க்குறோம் இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி எயிட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு தேர்ட்டி த்ரீ சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்கே நல்ல ஒரு டவுன் சைடில் ஓப்பன் ஆகி பிரேக் அவுட் ஆனதுனால நமக்கு இந்த சார்ட் என்ன பண்ணுதுன்னா இந்த டெக்னிக்கலாக கேண்டிலுடைய மூமெண்ட் அனலைஸ் பண்ணதில் இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டாக இருக்குது பேங்க் நிஃப்டி இப்போதைக்கு ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது நீங்கள் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு செல் கால் அப்படின்றதுனால ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு seller thirty three six fifty five point ninety அப்படின்ட்டு ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு இதில் கீழே டவுன் சைடில் ரெண்டு ரெட் கலர் லைன் இருக்குல்ல அதான் first target second target line மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லைன் ஸோ நம்ம நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் தான் மார்க்கெட்டில் லாஸ்ட்டாக நம்ம வந்து செல் கால் ஜென்ரேட் ஆனபடி ஒரு மூணு மணி வரைக்கும் போச்சுன்னு சொன்னோம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு த்ரீ டுவெண்ட்டி போல் என்னாச்சு அப்படின்னா ஒரு பை கால் ஜெனரேட் ஆனபடி அப்படியே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆச்சு அதனால தான் இன்றைக்கி ஓப்பனிங்கில் அதே அந்த க்ரீன் கலர் கேண்டில் வந்து நமக்கு ஷோ ஆகுது பட் மார்க்கெட் ஓப்பன் ஆன ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட்லேயே நைன் சிக்ஸ்டீனுக்கே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அதனால் நமக்கு செல் கால் வந்து ஷோ பண்ணியிருக்கு ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டிலுடைய மூமெண்ட்டை அனலைஸ் பண்ணோம் அந்த கேண்டில் எப்போ எப்போல்லாம் பிரேக் அவுட் கிடைக்குதோ அப்போல்லாம் ட்ரெண்ட் மாறும்போதெல்லாம் நமக்கு கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் ஆகும் அந்த ஜென்ரேட் ஆகிட்டு வர அந்த கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் ஸோ இப்போதைக்கு ஒரு செல் கால் வந்திருக்கு தேர்ட்டி த்ரீ சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ்ல அந்த ஃபஸ்ட் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் லைன் இருக்குல்ல அதான் entry point line six fifty ஃபைவ்ல கிடச்சிருக்கு ஃபஸ்ட் ஆரட்டான தேர்ட்டி த்ரீ ஃபைவ் செவன்ட்டி ஒன்னை பிரேக் அவுட் பண்ணுதா கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்கு ஸோ அந்த eighty four point reach out கிடைக்குதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா nine thirty six so market இப்போ thirty three seven hundred range கிட்டக்க ட்ரேடிங் வந்து போகுது மார்க்கெட் இந்த மொமெண்டம் அப்படியே கண்டினியூ ஆகி மேலே போச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது ஸோ இப்போதைக்கு செல் கால் ஜெனரேட் ஆகிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு கிடைச்ச sell call fifteen minutes market movement இப்படி தான் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் டவுன் சைட் இருந்தாலும் மார்க்கெட் வந்து ஒரு ஹாஃப் டார்கெட் தான் ரீச் கொடுத்துச்சு thirty three six hundred break out பண்ண முடியல மார்க்கெட் அதனால் ரெக்கவரி ரெக்கவரியில் செவன் ஹண்ட்ரட் பிரேக் அவுட் இப்போ செவன் டுவெண்ட்டி கிட்ட ட்ரேடிங் போகுது மார்க்கெட் அப்படியே பையிங் மொமெண்டமாக மாறுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஆயிரும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் மேலே போதா இல்லை கீழே வருதான்ட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஃபிஃப்டி எயிட் ஆகுது நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது சடனாக இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா டூ கேண்டில் டவுன் சைட் இப்போ நமக்கு ஃபஸ்ட் ஆரட்டும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு ஸோ நம்ம கிடைச்ச செல் கால் ஒரு வழியாக ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டவுனில் இறங்கி first target range reach out வந்து கொடுத்துருக்கு ஸோ அந்த செல் கால் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இப்போ எப்படி வரைக்கும் மூவ் பண்ணுச்சு அப்படின்றத ஷோ பண்ணுறோம் ஸோ இன்றைக்கி டேனுடைய ஓப்பனிங்கில் மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒன் மினிட்ல நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆச்சு ஜெனரேட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா டவுன் அதுக்கப்புறம் ரெக்கவரி அந்த ரெக்கவரி ஷோ பண்ணோம் அந்த ரெக்கவரியிலேருந்து but thirty three seven hundred ரவுண்டை நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருந்து மார்க்கெட்டை மேலேயே போக விடாமல் மறுபடியும் டவுன் சைட் தள்ளி இப்போ நமக்கு thirty three six hundred break out thirty three six hundred break out ஆன உடனே மார்க்கெட் நல்லா டவுனில் இறங்குச்சு ஸோ நேற்று லாஸ்ட்டாக ஜெனரேட் ஆன கால் இந்த செல் கால் தான் நம்ம நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் தான் ஸோ பார்க்காதவங்களுக்காண்டி ஷோ பண்ணுறோம் இந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டூ டுவெண்ட்டிக்கு நல்லா டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு அதை நேற்றே காட்டியிருந்தோம் தான் அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படியே அந்த மொமெண்டம்லேயே போச்சு த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் த்ரீ ஃபிஃப்டின் வரைக்கும் கூட சொல்லலாம் கடைசியாக மார்க்கெட் முடிய போகிற டென் மினிட்ஸில் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனபடி ஃபினிஷ் ஃபினிஷ் ஆச்சு இன்றைக்கி மார்க்கெட் வந்து மொமெண்டம் பார்த்தீங்கன்னா செல்லிங் ட்ரெண்டாக மாறுது அதனால் செல் கால் செல் கால் பார்த்தீங்கன்னா நல்லா டவுனில் இறங்கி இப்போ நமக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே down side thirty three five fifty த்ரீல ட்ரேடிங் போயிட்டு இருக்கு bank Nifty thirty four thousand put option so ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்க்குறக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத ஷோ பண்ணுறக்காண்டி இந்த ஆப்ஷன் சார்ட்டை காட்டுறோம் ஏன்னா ஃபியூச்சரில் பார்த்தீங்க உங்களுக்கு எப்படி கால்ஸ் வருது எப்படி போ இருக்குது அப்படின்ட்டு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து ஒரு புட் ஆப்ஷன் இந்த மணி ஆப்ஷன் தான் ஒரு ஃபைவ் நாட் ஃபோரில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பனான ஒன் மினிட்ல பை கால் இப்போ நமக்கு ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு ஒரு டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்